எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்று மே பதினோராம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் இது வந்து இந்தியா நம்ம நாடு முழுக்க இது நேஷ்னல் டெக்னாலஜி டேன்னு கொண்டாடுறோம் இதோட ஜெனிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே லெவன்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வந்து இந்தியா வந்து போக்கரான்கிற ஒரு இடத்துல அஞ்சு நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க அதில் வந்து ஃபிஷனும் இருந்தது ஃபியூஷனும் சேர்ந்து இருந்தது இது ஒரு சிக்னிஃபிகண்ட் டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் இந்தியா இதனால் வந்து தன்னுடைய scientific and technological capability nuclear ஃபீல்டில் வந்து மற்ற நாடுக்கும் சரிசமமாக இருக்குங்கிறது இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வந்து அன்றைய பிரதமர் மிஸ் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த மே லெவன்த்தை வந்து இதை டெக்னாலஜி டேயாக நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கவுன்சில் ஃபார் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து எவ்ரி இயர் மே லெவன்த்தை வந்து டெக்னாலஜி டேயாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணது இந்த வருஷம் நம்ம வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிரத்து இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் இதை வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு தீமை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து நம்ம வந்து சிறந்த நாடாக வளங்க இது வந்து வி ஆர் கம்பேரபிள் நம்ம science and technology is comparable to many other advanced countries also in specific areas நியூக்ளியர்னு எடுத்துட்டா நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேருந்து இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி ஆராய்ச்சி நிலையத்தை ஒர்க் பண்ணுறேன் ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி எடுத்துட்டிங்கன்னா இது one of the most visionary departments கிட்டத்தட்ட இதை அமைச்சு அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆக போகுது இதோட ஆர்கிடெக்ட் வந்து டாக்டர் ஓமி ஜஹாங்கீர் பாபா அவர்கள் அவர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு விஷனையும் கொடுத்துறவர் இந்தியா வந்து is one of the few countries மூ which had a vision way back in nineteen forty eight nineteen forty nine itself on how we should progress in the field of nuclear எனர்ஜின்ட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராமை வந்து அந்த டைம்லேயே வந்து டாக்டர் பாபா வந்து அதை வகுத்து வச்சார் இன்றைக்கி நம்ம ஸ்டேஜ் ஒனில் வந்து நல்ல மெச்சூராக இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரியாக்டர் ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் இருக்குது நம்ம நாட்டில் which is generating about six thousand seven hundred and eighty megawatts of electricity and um, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேஜ் டூக்கும் போயிட்டோம் ஸ்டேஜ் டூ கல்பாக்கம் வந்து கே ஸ்டேஜ் டூவை குறிக்கிறது இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் அதில் வந்து we have a fast speed test reactor அது வந்து it represents the stage two இன்றைக்கி இந்த ஃபாஸ்ட் பீட்டர் டெஸ்ட் ரியாக்டர் வந்து ஃபார்ட்டி மெகாவாட்ஸ் அதோட ரேட்டட் கெப்பாசிட்டியை வந்து போன வருஷம் அட்டைன் பண்ணி எடுத்து போன வருஷம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அதை வந்து இந்த ஃபுல் பவர் எஃபெக்டிவ் ஃபுல் பவரில் ஆப்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மில்லியன் யூனிட் எலக்ட்ரிசிட்டியும் நம்ம ஜென்ரேட் பண்ணிருக்கோம் இது ஒரு ரிசர்ச் ரியாக்டர் தான் உலகத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ரியாக்டர் வந்து யுரேனியம் கார்பைடுங்கிற ஃபியூவல் யூஸ் பண்ணுறது இதுதான் ஒன்லி ரியாக்டர் இந்த world which uses uranium carbide fuel இந்த ஃபியூவலை வந்து டிசைன் பண்ணி பண்ணது வந்து Bhabha atomic research centre it's a premier R and D organisation இந்த கண்ட்ரி நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேயே சிறந்த ஆர்என்டி ஆர்கனைசேஷன் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட one of the main verticals one of the main mandates இதை தவிர கதிர்வீச்சுகள் மூலியமாக சொசைட்டிக்கு பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து கதிர்வீச்சுகளை வச்சுட்டு நிறைய சொசைட்டல் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறது நான் சிலது இப்போ டைம் ஏன்னா குறைச்சலாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வந்து ஜஸ்ட் ஹைலைட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ் கதிர்வீச்சுகளை வச்சு high yield variety pest resistant variety அந்த மாதிரி பேடி க்ரீன் கிராம் உருத்தால் இந்த மாதிரி க்ராப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இது பல ஸ்டேட்ஸில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க வேறு கிரவுண்ட் நட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்ல பெரிய பெரிய வேர்க்கடலை நல்ல ஐ மீன் ருசியான வேர்க்கடலை அந்த மாதிரி கூட ரேடியேஷனை வச்சு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அவங்க வந்து மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க இதை தவிர வந்து ஃபுட் ப்ராசஸிங் ஃபுட் ப்ரிசர்வேஷன் நீங்கள் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் அப்படியே வச்சோன்னா ஒரு அஞ்சாறு நாளில் வந்து அழுகி போயிடும் அது உருளைக்கிழங்கு வந்து ஸ்ப்ரௌட் ஆக ஆரம்பிச்சிடும் வெங்காயம் வந்து அழுகி போயிடும் இப்போ இதை வந்து கதிர்வீச்சுகளை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணோன்னா இந்த அஞ்சாறு நாளில் அழுகிறது வந்து ஒரு இருபது நாளில் வந்து அதோட ஷெல்ஃப் லைஃப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க இப்போ நம்ம நாட்டிலேருந்து அல்ஃபோன்ஸா மாம்பழம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு சமயத்தில் வந்து இது வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க அதை திருப்பி அமைச்சிட்டாங்க ஏன்னு கேட்டால் அதில் கிருமிகள்லாம் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு அனுப்புங்க அப்படின்ட்டு அன்னிலேருந்து வந்து நம்ம இந்த அல்ஃபோன்சா மாம்பழத்தை வந்து கம்ப்ளீட்டாக ரேடியேஷன்னால் ட்ரீட் பண்ணி இப்போ வந்து ரேடியேஷன் இருந்தால் தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ணிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கதிர்வீச்சுகள்னால பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நம்ம ஹெல்த் கேர்னு எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன் கதிர்வீச்சுகள் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படுறது ஸோ இதில் வந்து நம்ம டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஒன் ஆஃப் தி யூனிட்ஸ் அது Tata memorial hospital is doing a excellent job அவங்க வந்து பல இடத்துல வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸை செட்டப் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேரை வந்து இந்த hospital each of the hospitals நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம் இதை தவிர board of radiation and isotope டெக்னாலஜிஸும் சரி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும் ரேடியோ ஃபார்மசெட்டிக்கல்ஸ் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை தைராய்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம் இந்த கண்ணில் ரிட்டினோபிளாஸ்டோமா வந்த கே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இந்த வேணுங்கிற ஐசோடாப்ஸ் எல்லாம் நம்ம இங்கே இந்த நம்ம நாட்டிலே நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி கதிர்வீச்சுகளால் ஃபுட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி தான் ப நிறையா பயனீட் பண்ணுறது இதை தவிர வாட்டர் பேஸ்டு டெக்னாலஜிஸும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க அதை இப்போ இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து நம்ம கல்பாக்கத்து சுற்று வட்டாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் வீடுகளுக்கு வந்து நம்ம BARC developed water technology water filter சின்ன சின்ன யூனிட் வீட்டில் வச்சுக்கிற மாதிரி வந்து ஒரு எம்ஓஏ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ் அக்ரிமெண்ட் வந்து இப்போ வந்து என்டர் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டர் டெக்னாலஜிஸ்க்கு தீஸ் ஆர் சிம்பிள் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து நம்ம சயின்டிஸ்டே வந்து யோசித்து அதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க கல்பாக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையத்தை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை வந்து இன்குபேஷன் சென்டர் மூலிமா ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் பல வாய்ப்புகள் இருக்குது எனர்ஜி செக்யூரிட்டிக்கோசரம் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறது இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்சில் வந்து நியூக்ளியர் எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியமான ப இது வந்து வகுப்பு போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓவர் நியூக்ளியர் எனர்ஜி கண்டிப்பாக தேவைங்கிற ஒரு ஃபீலிங் இப்போ வந்துட்டு நிறையா கண்ட்ரீஸ் இதை வந்து முன்னாடி எடுத்துன்னு போகிறாங்க நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட் அது எண்ணெயிலேயே உக்காண்டிருக்கு அவங்க வந்து ரெண்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்போ செட்டப் பண்ணிருக்காங்க நம்ம பக்கத்து கண்ட்ரி பங்களாதேஷில் வந்து ரெண்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆயிரம் மெகாவாட் செட்டப் பண்ணாங்க ஸோ வேர்ல்டு ஓவர் வந்து ஒரு நியூக்ளியர் எனர்ஜியில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு ஜப்பான் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறது அமெரிக்கா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு very essential tool nuclear energy so நம்ம நாட்டிலையும் வந்து நம்மளுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நியூக்ளியர் எனர்ஜி மூலியமாக நம்ம டோட்டல் எனர்ஜியில் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணோன்ட்டு இதுக்கோசரம் nuclear power corporation of India வந்து ஒரு விஷன் ப்ரோக்ராம் வச்சுட்டு கிட்டத்தட்ட பத்து ரியாக்டருக்கு மேலே இன்னொரு பத்து வருஷத்தில் வந்து அதை செட்டப் பண்ண போகிறாங்க நாடு முழுக்க நாடு முழுக்க இது வந்து ஒரு பாட்டு ரெண்டாவது பாட்டு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம நிறையா பண்ணுறோம் இங்கே வந்து ட்ரைனிங் ஸ்கூல்னு இருக்குது அது மூலிமா நம்ம வந்து எவ்வளவு வருஷா வருஷம் ஆல் இண்டியா பேசிஸில் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங்கை கொடுத்து நம்ம வேரியஸ் பிளான்ஸில் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறோம் பிஹெச்டி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம் ரிசர்ச் அசோசியேட்ஸுங்கிற இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம் பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கொலாபரேஷன்ஸ்லாம் வச்சுக்கிறோம் இந்த வருஷம் start up school to start அப்புங்கிற தீமில் நம்ம பிரதமர் வந்து இந்த நேஷ்னல் டெக்னாலஜி டேயோட தீமை வந்து சொல்லியிருக்காங்க பிரதமர் வந்து டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எக்ஸிபிஷன் வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து துவக்கி வச்சுருக்காரு இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி நாங்கள் பங்கேற்கிறோம் இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டால் போட்டிருக்கோம் இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எழுபத்தஞ்சு வருஷமாக என்னெல்லாம் பண்ணிருக்கு சமூகத்துக்கு எனர்ஜியில் எப்படி பண்ணியிருக்கு பல்வேறு துறைகளில் எப்படி பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பப்ளிக் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க let the students come see கல்பாக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கட்டும் என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் இருக்குதுன்னு பார்க்கட்டும் அங்கே ஃபாஸ்ட் பீட்டர் டெஸ்ட் ரியாக்டரை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் அங்கே பேசிக் சயின்சஸ்லேயும் நிறையா வேலை நடக்கிறது அதையும் பார்க்கட்டும் இன்ஜினியரிங் சயின்சஸில் நிறையா நடக்கிறது இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னா then they would be motivated and tomorrow they can be entrepreneurs who can definitely contribute to the cause of society in fact இன்றைக்கி நம்ம வந்து ஆத்ம நிர்பர் பாரத் இன்றைக்கி சொல்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நியூக்ளியர் பிளான்ட்டும் ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு வந்து ஒரு சரியான எக்ஸாம்பிள் ஏன்னா அந்த காலத்துலேருந்தே நம்ம எபிடிஆர் கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிற எப்பிடிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பண்ணுற போதே எண்பது சதவீதமான காம்பனன்ஸ் வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னால் கண்டிப்பாக முடியும் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு நம்ம who are the future pillars of our சொசைட்டிங்களா இவங்க இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா definitely with their exposure with their thoughts they can come up with better ideas and make India one of the most advanced and developed nations இந்த வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ ஜெய்ஹிந்த்